உள்ளமெல்லாம் உருகுதையா நன்பை நினைக்கையிலே உள்ளமெல்லாம் உருகுதையா நன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து உலகத்தில் பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே